வணக்கம் இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா நைன் ஃபிஃப்டின் ஆகுது டைம் வந்து மார்க்கெட் இன்றைக்கி ஜூலை ஃபோர்டீன்த் ஓப்பன் ஆயிருக்கு thirty five thousand seven hundred ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்குது கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பைக் கால் அதனால தான் கேண்டில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு க்ரீன் கலரில் இருக்குது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது பை பண்ணலாமா செல் பண்ணலாமா டார்கெட் என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்ட்டு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட் பண்ணும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஜூலை ஃபோர்டீன்த் இன்றைக்கி லைவ் மார்க்கெட்டில் இந்த சார்ட்டில் அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும் அந்த வர்ற கால்ஸ் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது என்ன மாதிரி கால்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நாம் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் செல் கால் வந்திருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டியில் செல் பண்ண சொல்லியிருக்கு இப்போ தேர்ட்டி ஃபைவ் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு செல் கால் வந்தனால நமக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அதே மாதிரி இது என்ன பாயிண்ட்டில் செல் பண்ணலான்னு ஒரு லைன் உங்களுக்கு வந்துடும் அதில் பாயிண்ட்டும் போட்டிருக்கு தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டில் செல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு கீழே இருக்க ரெண்டு லைன் பார்த்தீங்கன்னா first target second target line இதில் நமக்கு ஷோ பண்ணுற ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா thirty five thousand five ninety வந்து எக்ஸ்பெக்டேஷன் போட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு கேண்டலினுடைய கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும் ஸோ நீங்கள் இந்த சார்ட்டை எப்போ சும்மா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த கேண்டலுடைய கலர் வந்து இப்போ சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெட் கலர்னா செல் கால்னு ஒரு க்ரீன் கலர்னா கால்னு சொல்லி செட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ கேண்டில் ரெட் கலரில் இருக்குன்னா இப்போ நம்ம செல் பண்ணலாம் அதே மாதிரி இது என்ன பாயிண்டில் பண்ணால் நல்லா இருக்கணும் அதுவே ஒரு சஜஷனும் கொடுத்துருக்கு அந்த பாயிண்ட்டில் நம்ம இப்போ செல்லிங்கும் வந்து பண்ணிடலாம் தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டியில் ஸோ அடுத்து ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் நைன்ட்டி வந்து கொடுத்துருக்கு so thirty five five ninety வருதான்ட்டு இப்போ நம்ம வெயிட் பண்ணியும் பார்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா சிக்னல் ஜென்ரேட்டர் இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் ட்ரெண்டு மாறையிலாம் உங்களுக்கு கேண்டில் கலர் மாறும் அடுத்து கால்ஸ் என்ன அப்படின்றதையும் உங்களுக்கு வந்து சொல்லும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு நம்ம கிடச்சிருக்க செல் கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன் டுவெண்ட்டி நைன் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆகி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஆர்ட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மார்க்கெட் ஸ்லோவாக இறங்குச்சு இறங்கி நமக்கு ஃபஸ்ட் ஆர்ட்டை பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு தேர்ட்டி ஃபைவ் சிக்ஸ் எயிட்டியில் வந்த sell call thirty five five ninety வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு ஸோ அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்த்தீங்க அப்படின்னா கால் வந்து ஜெனரேட் ஆச்சு ஆக்சுவலாக அது ப்ரீவியஸ் டேக்கு முன்னாடியே வந்து ஜெனரேட் ஆயிருந்துச்சு நேற்று ஃபுல்லாகவே மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பை ட்ரெண்டில் பை மோட்லேயே தான் இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் டே ஃபினிஷிங் அப்போ ஒரு த்ரீ ஓ கிளாக்கில் ஜெனரேட் ஆன பைக்கால் தான் அந்த ட்ரெண்ட் வந்து அப்படியே ஒன் மினிட் சார்ட்டில் கண்டினியூ ஆயிருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி செல் கால் வந்துருந்துச்சு ஒரு ஒன் டென் போல் thirty five thousand four hundred and forty ஃபோரில் அது பார்த்தீங்கன்னா நல்லா செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணி தேர்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் இறங்குச்சு ஸோ லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்கன்னா பைசெல்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணும் பை பண்ணலான்னா க்ரீன் கலர் கேண்டில் வரும் செல் பண்ணலான்னா ரெட் கலர் கேண்டில் வரும் என்ன பாயிண்டில் பண்ணலாம் என்ன மாதிரி டார்கெட் எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் என்னன்ட்டு கால்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா thirty six thousand put option so put option பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஷோ பண்ணுறோம் இதில் ஏன்னா பைக்கால் வந்து காட்டியிருக்கோம் ஸோ இதில் ஃபோர் ஃபிஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து வந்திருக்கு ஃபைவ் தேர்ட்டி ஒனில் இப்போ ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா போய்கிட்டிருக்கு ஸோ நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் நமக்கு வந்து அப்படியே ஃப்யூச்சர் மாதிரியே தான் கால்ஸ் இதுலேயும் வந்து வந்திருக்கு நாங்கள் மேக்ஸிமம் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணுறதும் இந்த மணி ஆப்ஷன் தான் ரெஃபர் பண்ணுறோம் ஏன்னா அதுதான் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர் அளவுக்கு இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ்டீனுக்கு ஃபோர் தேர்ட்டிக்கு பைக்கால் வந்திருக்கு பைக்கால் வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து மார்க்கெட் ரைஸ் ஆக ஆரம்பித்ததில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக ஏறி இருக்குது அப்படி ரைஸ் ஆகும்போது நமக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைவ் தேர்ட்டி ரேஞ்செலாம் பிரேக் அவுட் பண்ணி இப்போ ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபியூச்சர்லேயும் சரி ஆப்ஷன்லேயும் சரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும் ஜென்ரேட் ஆகிற கால் இப்படி தான் மூவ்மெண்ட் வந்து கொடுக்கும் இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் செல் கால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து தொடர்ந்து வந்து இறங்கிக்கிட்டே இருந்துச்சு அடுத்து அந்த ட்ரெண்ட் வந்து கண்டினியூஸாக ஆச்சு அந்த ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் மாறவே இல்லை அந்த டென் தேர்ட்டிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் அந்த தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டியில் வந்த பைக் கால் பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி ஃபைவ் வந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனதில் ஃபஸ்ட் டாரட்டான thirty five thousand seven thirty நைனை பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இப்போ பையிங் ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் உங்களுக்கு பையே சொல்லிட்டு கால்ஸ் பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் பண்ணுவோம் ஜென்ரேட் கால் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து மூமெண்ட் வந்து கொடுக்கும் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை பார்த்து நீங்களே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த சார்ட்டை பார்த்து நீங்களே ஒன்றா ட்ரேட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ